எல்லாருக்கும் வணக்கம் பியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் புட்டாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதாவது பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வரும் தாராளமாக நம்மகிட்ட பியூர் சில்க் வாங்கிட்டு நீங்கள் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்க்கலாம் இது பியூராக இல்லையா அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குங்க நாமளும் வந்து பியூர் சில்க் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம் ரீசெண்டாக நீங்கள் அதை கூட ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் வீட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சரியுடைய number nine five nine body of sari pallu same கலருங்க பிங்க் கலரு பாடியில் வரக்கூடிய இந்த புட்டா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் முன்னாடி இருக்கிறது நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடினா நல்லா ஓரளவுக்குமே டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலரில் வருது கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி வரும் ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு பாடியில் எப்படி புட்டா இருக்கோ அதே மாதிரி வருதுங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் ஜரிலேயுமே புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வருங்க number nine six zero body of sari and pallu same colour double ஷேடுங்க ப்ளூயிஷ் க்ரீன் வரும். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்ச் இதுவுமே டபுள் ஷேடு தாங்க ஸோ இதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் நியர்லி ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீஸ் ரொம்பவுமே பிடிக்கும் இதில் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க sari number nine six one இது golden yellow colour body of sari pallu ஒரே colour golden yellow six thousand seven ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸும் வந்துடும் அது கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவுமே அந்த தௌசண்ட் புட்டா அப்படிங்கிறதுனால அந்த புட்டாஸ் ஃபுல்லாக வர்றதுனால கொஞ்சம் லிட்டில் பிட் ரஃபாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா ஃபுல் அந்த சரி ஒர்க் வர்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால சாரீ வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் sari number nine six two body of sari and pallu dark violet கலரில் இருக்குங்க contrast blouse steel blue colour prepayment option அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாவில் எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலரில் இருக்குது நேவி ப்ளூன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா இங்க் ப்ளூவில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதனால் அது navy blue body of sari and பலூன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராமர் க்ரீன் கலரில் டபுள் ஷேடில் வருதுங்க sari number nine six four இது வந்து blue colour body of sari and பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்கும் cash on delivery option select பண்ணும்போது ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள்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 sari and pallu dark grey colour with black காம்பினேஷனோட வரும் இதோடைய கான்ட்ராஸ்ட் பல்லு பாட்டில் க்ரீனில் இருக்குது சரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீனில் இருக்குது sari number nine six five அடுத்து nine double six body of sari and pallu copper sulphate blue கலரில் இருக்குங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஆல்கே க்ரீன் கலரில் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது இது வந்து பியூர் சில்க் சாரீ தாராளமாக நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் sari number nine six seven இது வந்து பாட்டில் க்ரீன் கலர் இது வந்து with black combination black combination அப்படிங்கும்போதே கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு சாரியில் சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து மெஜந்தா கலர் எல்லா ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு இந்த டைப்பில் வரக்கூடிய எல்லா ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு புட்டாவுமே வந்துடுதுங்க பாடியில் இருக்கிற மாதிரியே டிசைன் உங்களுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ்லேயுமே வந்துடும் மற்ற உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸு அல்லது டிஷ்யூ பார்டர் அல்லது மேக்ஸிமம் சாரீஸ்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற டைப்பில் பிளைன் ப்ளவுஸ் வரும் இந்த டைப்பில் உங்களுக்கு பாடியில் என்ன புட்டாக வருதோ அதே மாதிரியே ப்ளவுஸ்லேயும் வந்துடுதுங்க sari number nine six eight return policy நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் டேமேஜாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோன்னு சொன்னோம் அந்த டேமேஜ் எப்படின்னா அந்த சாரீ வந்து கண்டிப்பாக வந்து வியர் பண்ணவே முடியாது பெருசாக ஹோல் இருக்குது இல்லை பெருசாக ஏதாவது கரை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை ப்ளவுஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சாரீ லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது டேமேஜ் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்ககிட்ட இருந்து நம்ம ஷோரிட்டி கொடுக்குறோம் எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு வரவே வராதுங்க ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஹேண்ட்லூம் சேரி அப்படிங்கும் போது ஹேண்ட்லூம் மார்க்ஸ் கட்டாயம் எல்லா சேரீலையுமே இருக்குங்க அதை தவிர்க்கவே முடியாது மற்றபடி எந்த டேமேஜோடையும் வராதுங்க இந்த சேரீயுடைய நம்பர் அண்ட் கலர் சொல்லிடுங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ கலர் அதாவது டார்க் இங்கு ப்ளூவில் இருக்குது சேரீயுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ் கலர்லேயே டார்க் பெய்ஜில் வருதுங்க sari number nine six eight next sari nine six nine இதோடைய கலர் வந்து Rani pink colour pallu and body of sari same colour Rani pink colour இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ராயல் ப்ளூவில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியறது இல்லைங்க ஸோ அதனால் அதில் கண்டிப்பாக வந்து லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க் சாரீ மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது எல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கு தாங்க so three ply thread work அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்டு uh, உங்களுக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சரி தினாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க அண்டு பாலிஸ்டர் uh, மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க பளவளப்பாவோ ரொம்ப வளவளப்பாவோ பாலிஸ்டர் மாதிரி இருக்காது ஏன்னா இது பாலிஸ்டரும் கிடையாது பாலிஸ்டர் மிக்ஸும் கிடையாது பியூர் சில்க்கு ஸோ பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari and uh, pallu pink colour இது கொஞ்சம் டார்க் பிங்க் கலர்லேயே இருக்கும் இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா coffee brown colour next sari sari number nine seven one இது வந்து க்ரீம் கலரில் இருக்குங்க body of sari and pallu cream colour இதோடைய contrast blouse coffee brown colour இது நிறைய பேர் காம்பினேஷன் இது வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம போட்டிருந்துருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் போட்டிருந்துருக்கோம் அப்போது நிறைய பேர் வந்து இதை என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணதுனாலேயே இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறோம் யார் ஃபஸ்ட்டாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் அவங்களுக்கு இந்த சாரீ புக் ஆகுங்க நான் எப் நாம் எப்படி ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ஒன் பை ஒன்னாக மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வரோம் நீங்கள் ஒரு மெசேஜோடு ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது ஓல்டுலேயே இருக்கும் அப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம அதை பார்த்து ரிப்ளை பண்ணுவோம் இதுவே நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜ் ரிப்ளை வரல அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸ் மெசேஜோ அல்லது வாட்ஸ்அப் காலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களது ரீசன்ட் மெசேஜ் போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம லேட்டாக தான் அதை பார்ப்போம் லேட்டாக பார்க்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய சாரி இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னா எங்கே ரிப்ளை வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பர் சொல்லி புக் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க sari number nine seven two body off sari and pallu royal ப்ளூவில் இருக்குங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது அண்டு சப்போஸ் உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க ஆனால் வந்து ரிப்ளை வரலை அதாவது ரிப்ளை வந்துன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஏன்னா இன்பிட்வீனில் ஏதாவது லஞ்ச் டைமோ அல்லது ஏதாவது பிரேக் டைம் போனாலோ என்னாகும் அப்படின்னா அந்த டைமில் வந்து ரிப்ளை வராதுங்க ஸோ அது மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் இல்லைன்னா மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் தாங்க அதுக்கும் மேலேயும் ரிப்ளை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் கஸ்டமர் கேர் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் இல்லை ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டையும் கூட காண்டாக்ட் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கூட வாங்கிக்கலாம் ஆனால் புக்கிங் வந்து வாட்ஸ்அப் மெயின் நம்பரில் தாங்க புக்கிங் இருக்கும் மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் ஒர்க்கிங்கு ஸோ மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அதே மாதிரி கஸ்டமர் கேரில் நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணல அப்படின்னாலுமே ஸோ எப்போ அவங்க அந்த நம்பர் பார்க்குறாங்களோ மிஸ்டு கால் பார்க்குறாங்களோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த சாரியுடைய நம்பர் நைன் செவன் த்ரீ இதோடைய கலர் நான் சொல்லலைங்க இப்போ நான் சொல்லிடுறேன் இதோடைய ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது அதாவது ராணி பிங்க்கு அண்ட் ஆரஞ்சு மிக்சிங்கில் வருது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் ப்ளூ அதாவது டீல் ப்ளூலேயே லைட் ப்ளூவில் வருதுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் six thousand seven hundred rupees இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்